வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது வந்து துலாம் ராசிக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ராசின்னு ஒன்று இருந்தால் அதில் வந்து ஒரு கோடி நபர்கள் இருப்பாங்க ஒரு கோடி நபர்களுக்கும் நம்ம பொதுவாக பலன் சொன்னால் கண்டிப்பாக பொரு பொருண்டாது அது சரியாகவும் இருக்காது நாம் எதன் அடிப்படையில் நாம் பலன் சொல்கிறோம்னா டசா மற்றும் புத்தியின் அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னா குறைந்த அளவு உங்களுக்கு இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஓரளவாக ஒரு ஐம்பது சதவீதமாறு அந்த பலன்கள் நம்ம சொல்ல முடியும் கோச்சாரத்தில் உங்கள் சுயஜாரகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் இன்றைக்கி இந்த நிலைமையில் இந்த கிரகங்கள் இருக்கிறனால எந்த அளவு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் முன்னாடியே நம்ம சொல்லிக்கிறோம் இது ஐம்பது சதவீதம் தான் துல்லியமாக இருக்கும் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்க அனைவருமே அவர்களின் சுயஜாதகம் பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் சரிங்களா இப்போ துலாம் லக்கணம் துலாம் ராசி புதன் தச புதன் புத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா யாருக்கெல்லாம் புதன் தச புதன் புத்தி நடக்குதோ அது ஒம்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குரிய அதிபரில் லக்கணம் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால பல பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருக்கிற இடத்த விட்டு ஒரு பூர்வீகத்துக்கோ இல்லை வெளி இடத்துலையோ போயிட்டு தங்கிட்டு ஒரு வேலை செய்யலாம் இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு வந்து ஒரு சொத்து வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இல்லை அப்பாவோட பிஸ்னஸை போய் செய்யலாம் இல்லை அங்கே போய் ரெண்டு நம்ம ரொம்ப நாள் தங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் செயல்பாட்டுக்கு வரவே வராது சரிங்க அந்த எண்ணம் மட்டும் இருக்கும் சில பேருக்கு வந்து தண்டை வழி உறவில் இல்லை தண்டை வழி பாட்டு தண்டை வழி அம்மா இவங்க மூலமாக ஏதாவது வந்து ஒரு உதவி அவங்க மூலிமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து யாருக்கெல்லாம் கேர் டசை கேர் புத்தி நடக்குதோ இந்த மாதம் ஒரு பணம் பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்படுங்க ஒரு பணம் இதுக்காக எடுத்து வச்சுப்பீங்க வேறு எதுக்கும் செலவாகிடும் என்னங்க எல்லா ராசிக்குமே பணம் பற்றாக்குறை பற்றாக்குறைனா உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த பணம் பற்றாக்குறை சரி செலவாகிடுச்சு திடீர் திடீர் செலவு டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அதிகமாகும் இன்றைய கோச்சாரத்தில் கேருடசி கேரு புத்தி நடப்பவர்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க கொஞ்சம் அமைதியாகவும் நீங்கள் இருப்பீங்க தேவையில்லாத வம்புகளையும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இல்லை ஆனால் பணம் வந்து இன்னொருத்தட்ட கடன் கேட்டால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கே இப்போ பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான் சரிங்களா அடுத்தது வந்து குருடச குரு புக்தி யாரெல்லாம் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் மூலயமா ஒரு ஒரு ஒரு வேலை செய்கிறது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு புது முயற்சி செய்வது இல்லை வந்துட்டு ஒரு ஒரு இடம் மாறும் ஒரு பக்கத்து இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாம் அப்படின்னு முயற்சி இருக்கீங்களோ தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் லோன் வாங்கி கொடுக்குறது நண்பர்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறது சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் நீங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு இருக்கும் குரு தசை குரு புக்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவர்களை தாராளமாக செய்யலாம் அடுத்து வந்து சனி தசை சனி புத்தி நாலு ஐந்துக்குரிய சனி நாலு ஐந்துக்குரிய சனி நான்காம் இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டுக்காக நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த மதிப்புமே இருக்காது அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளடைவில் டென்ஷனாக இருக்கும் என்ன இவ்வளோ மாடு மேலே உழைச்சிட்ருக்கோம் யாருமே ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மாணவர்களாக இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது ரொம்ப லேக்காக இருக்கும் ஒரு சோர்வு ஏற்படும் அடிக்கடி ஆனால் இது எல்லாமே கண்டுக்காமல் தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் வந்து அதனாலேயே ஒரு பெரிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் புட்டி இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் ஆறு ஆறாம் இடத்துல இருக்குது பேச்சு சம்ம யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புட்டின்னு இருக்கிறோம் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு கேஸு இல்லைனா வந்துட்டு ஒரு தேவையில்லாத கடனுக்கு இழுத்து விட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தவங்களோட பிரச்சனை அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அது வந்துட்டு உங்களுக்கே பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இதில் இந்த சம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சிறு மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருக்கோ இல்லை ச சர்ஜரி அப்படிங்கிற இருக்கோ முன்னாடியே பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மாத காலகட்டங்களில் அது ஏற்படுவதற்கான மருத்துவ செலவுகள் இல்லை மருத்துவமனையிலேயே போயிட்டு அட்மிட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது ராகு தசை ராகு புத்தி மனசோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்த நினச்சிட்டு நீங்களே சிந்திச்சுட்டு கொஞ்சம் டெப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக ஆவீங்க அடுத்தவங்க பிரச்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு டெப்ரெஷன் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக கற்பனை பண்ணுவதை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து சுக்கர தசை சுக்கர புக்தி லைக் சுக்கர சுக்கர புத்தி யாருக்கெல்லாம் இப்போ நடக்குதோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு தொழில் உயர்வு அப்புறம் வந்து ஒரு தந்தை வழி உறவு தந்தை வழி சகோதரர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு மூலயமா பணம் கிடைப்பதற்கான உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஒரு புகழ் பணம் இல்லைனாலும் ஒரு புகழாறு ஒரு நல்ல பேராறு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அக்டோபர் மாதம் முழுவதும் அடுத்தது சூரிய டச சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பதற்கான வாய்ப்பு தாங்க இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது சேமிப்புங்கிறது வந்து கொஞ்சம் கடினம் சேமிப்புங்கிறது கொஞ்சம் கடினம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கேன் பணம் செலவாகிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் ஆனால் ஒரு அது அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் சரிங்க அது ஒரு ஒரு மாத காலகட்டமாங்கள் ஆகும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி ஓம் சிவோம்